ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க யூவன் இது ஒரு டீ பேக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற டீ தூள்லாம் எடுத்துட்டு அந்த பேப்பரை ஏறி வச்சா பறக்குமா எஸ் வாங்க ட்ரை பண்ணலாம் ஆ ஓகே இப்போ டீ பேக்கெட் எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த டீ தூளை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்ன மனம் ஓகே டீ பேக்கெட் கட் பண்ணி வச்சு இப்போ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம் இப்போது பயிர் எடுத்து நம்ம வச்சு வைக்கலாம் ஓகே ஓகே எரிது எரிது எரிது ஐயோ பறக்குமா தெரியலையே ஐயோ டவுட்டாவே இருக்குது எனக்கு பர பர பர பர ஆ குறைஞ்சிச்சு சூப்பர் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ்